அனைவருக்கும் வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூலை எயிட்டீன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டின் ஏஎம் ஆகுது ஸோ மார்க்கெட் பாருங்கள் ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அப்படியே ஒரு டவுனில் வந்த மாதிரி மார்க்கெட் வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரேடிங் போகுது ப்ரீவியஸ் டே கம்பேர் பண்ணும்போது பைக்கால் வந்தபடி க்ளோசிங் அந்த க்ளோசிங்க்கு மேலே இப்போ கேப் அப்பில் போகுது எப்போ நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்போ நமக்கு கால்ஸ் வந்து இமீடியட்டாக ஜெனரேட் ஆகும் இந்த சார்ட் ரொம்ப சிம்பிள் தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணும் எப்போல்லாம் பிரேக் அவுட் கிடைக்கலோ அப்போலாம் உங்களுக்கு கால்ஸ் வந்து உடனே ஜென்ரேட் பண்ணிட்டு வரும் கேண்டிலுடைய கலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பை ட்ரெண்டாக க்ரீன் கலர் செல் ட்ரெண்டாக ரெட் கலர்னு சொல்லிட்டு so whenever trend changes trend மாறினாலே போதும் உங்களுக்கு வந்து கேண்டலினுடைய கலர் சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு கால் வந்து செல் கால் வந்து நியூவாக ஓப்பன் ஆகும் இப்போ வந்து ஒரு பை கால் வந்தபடி நேற்று மார்க்கெட்டில் ஃபினிஷ் ஆயிருக்கு தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் எயிட்டியில் வந்தபடி அப்படியே target one two stop loss வந்தபடி ஃபினிஷ் ஆயிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஒரு பெரிய கேண்டில் அப்படியே போயிட்டுருக்கு ஸோ அப்படியே மார்க்கெட் டவுன் சைட் கண்டினியூ ஆகுதா இல்லை மேலே போகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டி ஆகுது மார்க்கெட் இப்போ வரைக்கும் கால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே வந்து ஜெனரேட் ஆகலை நமக்கு ப்ரீயஸ் டேனுடைய அந்த பைக்கால் அந்த பையிங் மொமெண்டம் தான் இன்னமும் வரைக்கும் போயிட்டே இருக்குது ஸோ அதனால தான் க்ரீன் கலர் கேண்டிலே தான் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருக்குது பட் நமக்கு எவ்ரிடே பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான் டெய்லி நம்ம வந்து என்ன மாதிரி கால் இன்றைக்கி ஜென்ரேட் ஆச்சு அது எப்படி மூவ் பண்ணிகிட்ருக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு டெய்லி அப்லோட் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி நமக்கு எந்த கால்ஸும் ஜென்ரேட் ஆகலை நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கேட்குற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் எத்தனை கால் வந்துச்சு என்ன மாதிரி கால் வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் நமக்கு கால் வராமலும் போகும் மார்க்கெட் இன்றைக்கி ஆக்சுவலி ஓப்பனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஒரு டெத் ஸ்லோவில் தான் ட்ரேடிங் வந்து போச்சு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் கொஞ்சம் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆனால் கால் வரும்ட்டு இன்றைக்கி அப்படியே மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி மேலே போனதுனால நமக்கு ஆல்ரெடி ஒரு பையிங் ட்ரெண்ட் ஷோ பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அந்த பையிங் மொமெண்டம்லே மார்க்கெட் இன்றைக்கி ஃபினிஷ் ஆகிருக்கு ஸோ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே சொல்லியிருந்தோம் இப்போ பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டக்க க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் ஆக்சுவலி டெய்லி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான் நம்மளுடைய டெய்லி வீடியோஸில் என்ன மாதிரி கால் வருது கால் வரையில் எப்படி கேண்டில் கலர் மாறுதுன்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் தான் ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த சார்ட் சப்போஸ் வேணும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ